Mm-hmm. ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சப்டேட் சார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு அளவு பவுசன் எபிலிஸ் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான் மேன் ஆஃப் ஸ்டீல் அதாவது நம்ம சூப்பர் மேனோட பவுசன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இப்போலாம் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்மளோட சூப்பர் மேனை பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் சொல்லணும் இவர் கூட பவர்ஃபுல்லான ஆட்கள் சொல்ல இருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தார் ஓடி நிலைமை சில ஆட்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் ஈக்குவலான பவர் வச்சுக்கிறது தான் நம்மளோட சூப்பர்மேன் டிசிலன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்புவோன்னு சொல்லணும் பேட்மேன் டிஃபீட் பண்ணுறதுக்கே அவர் வந்து அவர் அறிவை யூஸ் பண்ணாத முடியும் அவரால் சென்ட்டால் பண்ணவே முடியாது அண்ட் இவரோட ஒரு ஃபேமஸான டைலாக்னு நீங்கள் கேட்டிங்கன்னா well I believe in truth but I am also big fan of justice உங்களுக்கு தெரியும் ஜஸ்டிஸ் இல்லை படம் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த டைலாக பேசியிருப்பார் இதே ஒரு ஃபேமஸான டைலாக்னு சொல்லப்படுது அண்ட் இவரோட ஒரு ஏலியன் அதாவது இன்டிஸ்ட்ரக்டபிள் ஏலியன் சொல்ல சொல்லணும் அதாவது இவர் ஒரு கிரிப்டோன் அதாவது இவர் ஜோயருக்கு பிறந்தவர் ஓகேவா அதாவது எல் ஓமுக்கு பிறந்தவர் ஓகேவா அதில் கடைசி கிட்னு சொல்கிறாங்க அதாவது ஜோரெல்லோட கடைசி பையன் அப்படின்னு சொல்ல வேணும் அவங்களோட பிளானட் அழியிருக்கு முன்னாடி இவர் எப்படியா காப்பாற்றின்னு சொல்லி இவரை நம்மளோட எடுத்துக்க அனுப்பிவிட்டாங்க ஓகேவா இவரோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோனி ஃபிசியாலஜி இவரை வந்து இவரோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எந்த புல்லட்டை ஹிட் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது இவரால் எஸ் புல் புல்லட்டையும் இவரால் டேரெக்ஷனாக மாற்ற முடியும் அண்ட் சூப்பர் சூப்பர்மேன் சென்டிமைனா அன்கவுண்டபிள்ங்க தாரோடைய கூடைன்னு சொல்லப்படுது எஸ் இவரால் பல ஒரு எட்டையே நம்மளோட எட்டையே ஒரு நிமிஷத்தை தூக்க முடியும் அண்ட் நை இன்வல்னபிலிட்டி இவர் இப்போ ஆர்டிக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல வருஷம் அவ்வளோ சர்வே பண்ண முடியும் அண்ட் இவர் வந்து அவரை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொளுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீயால் கூட ஆயிலெலாம் விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா ஈஸியாக சர்வே வருவார் அதான் நை இன்வெலபிலிட்டி இவரால் ஸ்பேஸ்லேயும் போக முடியும் அதுவும் நை இன்வெலபிலிட்டி அண்ட் ரீஜனசி ஈலிங் ஃபேக்டர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரீசாக்ஷன் ரீசாக்ஷன் பை ஏன்னா இவரால் இவருக்கு ஒரு வேளை நான் வர திருப்பி உயிரோடு வரணும் அப்படின்னு நினச்சானா வர முடியும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவராலே இவர் இவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே நினைக்க முடியும் ஓகேவா அண்ட் சூப்பர்மன் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஈக்குவலான ஸ்பீட் அண்ட் சூப்பர்மன் ரிஃப்ளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா யார் எங்கே அடிக்கான்னு இவருக்கு ஈஸியாக ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ் ஸ்டாமினா ஸ்டாமினாலாம் வேறு லெவலில் இருக்கும் ஒரு அஞ்சு மாதமே இவரால் தூங்காமல் சண்டை போட முடியும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃப்ளைட் இவரால் பறக்க முடியும் and yes Superman breath Superman பிரெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இவருக்கு வந்து ஆக்சிஜன் வேனுன்னு கிடையாது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பிரெட் இவரால் ஒரு எக்ஸிலேட்டர் ஒரு டென் செகண்ட்ஸுக்கு ஒரு ஆளை ஃப்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்க்ரீம் இவரே ஒரு தான் பார்த்துக்கோங்கன்னா உங்கள் காரே வெடிச்சிடும் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ண முடியும் and telescopic X view and எக்ஸே வியூ அண்ட் ட்யூஷன் ஈ ட்யூஷன் பாய்னா சன்னுக்கு ஈக்குவலான ஈட்னஸை கொடுக்கும் இது இவரோட கை கண்ணுலேருந்தே டேரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சூப்பர் மேனோட ஒரிஜினாக நான் தனி வீடியோ போகிறேன் அண்ட் இப்போ அவரோட வீக்னஸ் பற்றின ஃப்ரெண்ட்ஸ் இவரோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டாக ஒன்று கிரிப்டோனைட் வெப்பன்ஸால் இவரை கொல்ல முடியும் ஓகேவா அண்ட் எஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜிக் நீங்கள் மேஜிக்கில் ஒரு பெரிய ஆள்னா சூப்பர்மேன்லாம் ஒரு ஆளே கிடையாது உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சூப்பர்மேனை இன்னும் கொஞ்சம் விலவாடியாக நம்ம இவரோட ஒரிஜினை சீக்ரெட்ஸ் ஆஃப் ஒரிஜின் அந்த சீரீஸில் பார்க்கலாம் அண்ட் இது உங்களை வச்சுட்டு இன்னொன்று வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன் இந்த சூப்பர்மேனை பற்றி உங்களுக்கு பவர்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் கிடையாது இன்னொன்று வீடியோ நான் பார்க்குறேன் நான் உங்களை